இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வெயிட் ரெடியூசிங்க்கு ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து இது சாப்பிட்டிங்கன்னா நல்ல வந்து வெயிட் ரிடக்ஷன் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஓட்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் வராது இதில் நிறைய மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்குது இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஓட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் பால் இது வந்து ஸ்லிம் மில்க் இது ஏன்னா வெயிட் ரெடியூசிங்க்கு நம்ம செய்யும் போது ஃபேட் இருக்கிற பால் வந்து யூஸ் பண்ணுறத காட்டிலும் வந்து ஸ்லிம் மில்க் யூஸ் பண்ணுறது நல்லது இது போல் பேக்கெட்ஸில் ஸ்லிம் மில்க் வருது நீங்கள் வந்து அது வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக தேவைப்படுற அளவு உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பால் வந்து பாயில் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் உப்பு மிளகுத்தூள் போட்டுடுறேன் இப்போ ஓட்ஸ் கலந்துக்கோங்க பால் பாயில் ஆன உடனே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும் கலக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப சீக்கிரம் வந்து வெந்துடும் அந்த இது வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் கஞ்சி மாதிரி ப கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாரிச் மாதிரி தான் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் இதை வந்து இது இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணலான் இருக்கேன் இதுவும் வந்து இப்போ டூ மினிட்ஸ் தான் ஆச்சு இவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு ஓட்ஸ் வந்து ரொம்ப ப்ளட் ப்ரெஷர் குறையும் கொலஸ்ட்ரால்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயன்லாம் இருக்குது இது ஃபைபர் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு இது வந்து மார்னிங்கை வந்து ஒரு கப்பு நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டாம் நல்லா ஒரு திருப்தி இருக்கும் அதனால் இது வந்து அதனால தான் இது வெயிட் ரெடியூசிங்க்கு ரொம்ப நல்லது இதனால் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்லாம் வராது நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இப்போது வந்து திக் ஆகுது இப்போ நம்ம இது வந்து அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது காலையில் வந்து ஒரு கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் அவ்வளோதான் அது சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டா போகிறோம் நல்ல ஃபில்லிங் இருக்கும் உங்களுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்